இந்த முழு நாடும் மனைவியுடன் போராடுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சண்டை போட வேண்டியது கணவருடன் அல்ல வாழ்க்கையுடன் அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள் அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த கணவர்களை காப்பாற்ற பாடுபடும் மாமியார் மாமனார் தங்கையார் மற்றும் நண்பர்களை மதிப்புடன் நடத்துங்கள் முழு ஒத்துழைப்பு தாருங்கள் இந்த கணவர்களை பாதுகாப்போம் அதனால் இந்த தேசம் வெற்றி கொள்ளும்